நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தராகிய தேவன் இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தைக்கு வாக்கு தத்துவத்திற்கு ஆதாரமாக உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீ உன் தேவனாகிய கத்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று சொல்லி இந்த உலக வாழ்க்கையிலே பரிசுத்தமான ஒரு ஜீவியம் ஜீவிப்பது என்பதுதான் ஒரு மகிமையும் ஒரு மேன்மையுமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமுள்ள தேவன் வான தூதர் சேனைகள் எல்லாம் அவரை ஓயாது பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஆண்டவருடைய நாமம் அது பரிசுத்தம் உள்ளது ஆண்டவராகி தேவன் வேதத்தை நமக்கு சொல்லுகிற ஒரு வாக்கு தத்துவமான வார்த்தை உன்னை எனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன் அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்பது அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய பேச்சிலே பரிசுத்தம் நம்முடைய பார்வையிலே பரிசுத்தம் நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம் நம்முடைய சிந்தையிலே பரிசுத்தம் இவைகள் எல்லாம் நமக்கு மிகவும் தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது ஆண்டவராகி தேவன் வேதத்தில் சொல்லுகிறார் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி இன்னும் வேதத்தில் நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிப்பது இல்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறது நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல நாமும் எல்லாவற்றிலையும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை நம்மை தேவன் அசுத்தத்திற்கு அல்ல அவர் பரிசுத்திற்கென்றுதான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற எல்லா ஜனங்களை விட அவர் பிரித்தெடுத்ததனுடைய நோக்கம் என்ன மற்ற ஜனங்களோடு கூட நீங்கள் கலந்து விடக்கூடாது என்று அவர் சொன்னதனுடைய முகாந்திரம் என்னவென்றால் அவர்களை பரிசுத்த ஜனமாக அவர்களை பிரித்தெடுத்தார் மற்ற ஜனங்களோடு கூட அவர்கள் கலக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்த குலைச்சல் வரும் என்பதற்காகத்தான் அவர்களை மற்ற ஜனங்களை விட எடுத்திருந்து அவர்களை பிரித்தெடுத்து அவர்களை அவர் மதித்தார் வேதத்தில் நீங்கள் தியானித்து பருகும் பொழுது ஜோஸ்வா சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தரும் நடுவிலே பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் தேவன் விரும்புகிறது போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் உண்டாகும் ஆதபடினாலே உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வாக்கு தத்தமான வார்த்தை இதோ உன்னை எனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன் என்று உங்களோடு கூட கர்த்தர் ஒரு வாக்கு தத்தமான வார்த்தை சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது என்பது உங்களுக்கு ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் விதமாக ஒரு வாக்கு தத்தமாக சொல்லுகிற ஒரு வாக்கு தத்து வார்த்தை தான் உன்னை எனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர்தான் முடிய ரசிக்க வல்லமையுள்ளவர் தேவன் வேதம் சொல்லுகிறது கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது நம்மை அவர்தான் நிலைநிறுத்த முடியும் அவர்தான் உச்சு முடி நம்மை பாதுகாக்க முடியும் அந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் உன்னை எனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த வாக்கு தத்துவத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவருக்கு நீங்கள் ஒரு பரிசு பரிசுத்த ஜனமாக நிலை நிற்கும்படி உங்களுக்கு அவர் கிருபை செய்திருடுவாராக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இன்றைக்கு எங்களோடு கூட நீ பேசின ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை உன்னை எனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி அண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவமாக நீர் பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா நாங்களும் எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நீர் இந்த நாளில் எங்களுக்கு கிருபை செய்தருடுவதற்காய் ஸ்தோத்திரம் இன்றைக்கு எங்களோடு கூட கத்த பேசினீரே உன்னை எனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவேன் என்று அந்த வாக்கு தத்துவத்தின்படியே எங்களை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தி எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்களுடைய கிருபையும் மகிமையும் எங்களை வழி நடத்தட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன் praise the Lord God bless you கத்தங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்